வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டென் டென் ஆகுது நமக்கு ப்ரீவியஸாக அதாவது ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஜெனரேட் ஆகிட்டு அந்த மூமெண்ட் அந்த மொமெண்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னோன்னா நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty nine thousand four nought two அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா thirty nine thousand four naught டூவில் வந்து வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் நமக்கு இப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா sell at thirty nine thousand four naught two point டெனில் செல் பண்ணலான்னு வந்திருக்கு நமக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அதை விட எபோவாக ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு இதில் நமக்கு எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty nine thousand three naught three so இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டாரட் வந்து ஷோ பண்ணுது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க தான் வந்து போகிறோம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே கேண்டில் கலர் வந்து இப்போ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து செல்லிங் ட்ரெண்ட் நம்ம வந்து செல் பண்ணலான்னு ஐடியா வந்து எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான் இருக்குது அதிலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது ஸோ அது ஜஸ்ட் அந்த என்ட்ரிஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த சார்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்னே ட்ரேடிங் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு thirty nine thousand four naught டூவில் வந்திருக்க அந்த செல் கால் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி ஆகுது நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் கிட்டக்க வந்திருக்கு so thirty nine thousand four naught டூவில் வந்தது இப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி thirty nine two seventy range வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option forty thousand put option இது வந்து இந்த இந்த வீக் வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பை கால் வந்து வந்திருக்கு வந்தது நல்லா நைன் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ நீங்கள் வீக்லி ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த மணி ஆப்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷனை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் இல்லை இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டலுடைய கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலான்றதுக்கு அதில் வர லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்ஸும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ